Thank you. வணக்கம் ஏ கே சுப்பிரமணியம் மோகனூர் நாமக்கல்லிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மனதில் எதுவும் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதை எந்த சூழ்நிலையிலும் நினைவில் அல்லது விழிப்பில் இருக்க புத்திக்கு எந்த வழியில் அல்லது முறையில் புரிய வைப்பு ஒரு அருமையான கேள்வின்னா நம்ம அகத்துல ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வருது அப்படிங்கறத பத்தி தான் இந்த கேள்வி இதுக்கு என்னோட அனுபவத்திலேருந்து ஒரு பதில் சொல்கிறேனே நான் ஆன்மீக சாதனைகளில் ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போது அந்த ஜெபம் பண்ணுற போது எப்பலாம் ஞாபகம் வருதோ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது அடிக்கடி ஞாபகம் வரத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி, வீட்டில் அங்கங்கே ஒரு ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட்டாகவே எடுத்து வச்சிருந்தேன். ஜபம் ஜெபம், அங்கங்கே எழுதி வீட்டில் நிறைய இடத்துல ஒட்டி வச்சிருந்தேன். ஸோ அதை பார்க்குற போதெல்லாம் நம்ம ஜபம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா முதல் சில நாட்களுக்கு அதை பார்க்குறப்பெல்லாம் ஓ கொஞ்சம் நம்ம ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அந்த பேப்பர் அங்கே தான் இருந்துச்சு அதை பார்க்குற போது கூட எனக்கு ஒன்றும் ஜபம் பண்ணுங்கிறது ஞாபகம் வரல மனசு என்ன ஆயிடு அது என்ன பண்ணிடுச்சு அந்த பேப்பரையும் தாண்டி அது கடந்து போயிருச்சு எதுக்கு நான் சொல்றேன் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா இந்த அகத்துல ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு மந்திர மாதிரி ஆக்கிட வேண்டாம் இது ஐயா அப்படி சொல்லவே இல்லை இது என்ன பார்க்கணும்னாக்கா இது வந்து ஒரு புரிதல் தான் சரிங்களா இந்த புரிதல் ஆரம்ப காலகட்டத்தில் ஒருவேளை ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் அதனால தான் அந்த கேள்வி வந்திருக்கு மறந்து போகுது அப்படிங்கிறதுனால எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுங்கிறத அந்த கேள்வியே அதோட சாராம்சம் தான் ஸோ முதல்ல மறந்து மறந்து தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஞாபகம் வருது இல்லையா நமக்கு. இந்த ஞாபகம் வர நேரத்துக்கு நம்ம வந்து அந்த விழிப்பு நிலைக்கு வந்துட்டா போறோம் ஓகே நம்ம செய்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பண்ணிட்டு இருக்கிறத அந்த யோசனையோ, அந்த அந்த அந்த உணர்வையோ கீழே போட்டுருவாங்க நம்ம. ஸோ ஆரம்ப கட்டத்தில் மேபி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஞாபகம் வரலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இருபது நிமிஷம், பதினஞ்சு நிமிஷம்னு அந்த காலம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். எந்த அளவுக்குன்னா, அது அந்த எண்ணமோ அந்த உணர்வோ வர்றும் போதே நம்ம செய்யறதுக்கு அகத்துல ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது உடனேவே நம்மளோட அவேர்னஸ்க்கு வந்து உடனேவே நம்ம அதை விட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஸோ அது வந்து பழக்கத்துல தானே வந்துடும் ஏன்னா நானும் முதல்ல இப்படிலாம் நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுவுமே ஒரு முயற்சி அப்படிங்கறத எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா விட்டு அதிகம் முயற்சி பண்ண வேணாங்கிறது தானே அந்த அகத்துல ஒன்றும் பண்ண வேணாங்கிறது தானே முக்கியமான விஷயமே ஸோ அது அதையுமே ஒரு முயற்சி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு விட்டுட்டாங்க தானே நடக்குது அது முதல்ல நம்ம ஐயோ என்ன ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பதட்டம் வரதான் செய்யுது நீங்க அது அது ரிலாக்ஸா விட்டுருங்க தானே அது உங்களுக்கே அது புரிஞ்சிடும் அது அப்போ அந்த அவேர்னஸ் ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரம் சீக்கிரமே வர ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த முயற்சி எடுக்கிறது நம்மளே ஆட்டோமேட்டிக்கா விட்டுரும் சொல்ல வர்றது புரியுதுங்களா உங்களுக்கு நன்றி